ஆளுநர் ஆர் ரவி சொல்கிறது எதுவுமே ஏற்றுக்காதுங்க அவர் பேசுகிறது வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டுங்க தமிழக ஆளுநரே ஒரு ஃபெயிலியரான ஆளுநர் அவ்வளோதான் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது திராவிட மாடல்ன்றதால அதனால மக்கள் நிலநாட்டுறாங்கன்னா அதனால அது தப்பு கிடையாது தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு வழி மாதிரி பண்ணுறாரு அவருக்கு அரசியல் தெரியுதா இல்லையான்னு தெரியல தமிழகத்தில் வந்து திராவிட இல்லாமல் த தமிழ்நாடு கிடையாது வரலாறு படிக்க சொல்லுங்கள் அவர் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டால் திராவிட மாடலை பற்றி அவர் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆளுநர் ஆர் என் ரவி வந்துட்டு திராவிட மாடல் என்பது ஒரு காலாவதியான ஒரு மாடல் அது ஃபெயிலியர் மாடல்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி எனக்கு கருத்து சார் முதல்ல ஆளுநர் வந்து திராவிடரா திராவிட மாடலை வந்து சொல்கிறதுக்கு ஒரு திராவிடர் தான் சொன்னாங்க அவர் எங்கேயே இருந்து வந்துட்டு திராவிடத்தை பற்றி பேசுகிற அவருக்கு என்ன இருக்குது அவர் ஆளுநர் வேலையை பார்த்தா போதும் திராவிடத்தை பேசுகிறதுக்கு அவருக்கு வந்து எந்த வித தகுதியும் இல்லை இப்போ திராவிடம்னா என்னன்றது அவர் விளங்கிக்கிறோம் விளங்கிட்டு அவர் கருத்து சொல்லலாம் வர்ற எல்லாரும் கருத்து சொல்கிறதுக்கு திராவிடர்கள் வந்து ஒரு தரம் தாழ்ந்தவர்கள் கிடையாது திராவிடம்னா என்னன்னு அவருக்கு முதல்ல வந்து அவர் தெரிஞ்சுக்கிறட்டும் தெரிஞ்சுக்கிட்டு திராவிடத்தை பற்றி அவர் சொல்லட்டும் இது ஃபெயிலியரா என்னன்றது அவர் சொல்லட்டும் அது அதை பற்றி சொல்லணும்னா அவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் சொல்லலாம் ஒன்று அதை வந்து சொல்லணும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்கு நுழைகிற மாதிரி பண்ணுறாரு அவ்வளோ அதாவது இப்போ ஒரு அரசியல் என்ன அது அவங்க பண்ண போகிறாங்க இவரோட வேலைன்னோ அது பண்ணணும் அவருக்கு அவர் அதை விட்டுட்டு தேவையில்லாத வெள்ளம் பண்ணுறாருன்னு சொல்லலாம் திராவிட மாடல் வந்து கருத்து வந்து திமுகவை பற்றி குறை சொல்கிறது வந்து அது அவருக்கு தேவையில்லாத ஒரு சமாச்சாரம் திமுக பண்ணிகிட்டு இருக்குது நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்குது நல்லா தான் ஓடின்னு இருக்குது அதை வந்து யாரும் குறை சொல்கிறதுக்கு அளவிலே கிடையாது தமிழக ஆளுநரே ஒரு ஃபெயிலியரான ஆளுநர் அவ்வளோதான் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அது அவருடைய கருத்து நம்ம அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை திராவிட மாடல்ன்றது நம்ம இப்போ ரெண்டு வருஷமாக தான் தெரியும் இதுக்கு முன்னாடி திராவிட மாடல் யாரும் ஓப்பன் பண்ணால் திமுக ஆட்சியில் தான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க அரசியல் எதுக்கு நம்ம பண்ணுறோம் மக்கள் நலனுக்காக பண்ணுறோம் ஸோ அதில் திராவிட மாடல்ன்றதால அதனால மக்கள் நலனாட்டுறாங்கன்னா அதனால அதுவும் தப்பு கிடையாது அது இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அவங்க பண்ணுற ஆட்சி பேர் திராவிட மாடல்ன்றாங்க அவ்வளோ அதில் என்ன இருக்குது இந்தியான்றதே பல மொழி பல சமுதாயம் சமூகம் எல்லாம் சேர்ந்து தானே இந்தியா அதனால் ஒரே நாடு ஒரே இந்தியான்றதுல எனக்கு ரொம்ப இல்லை தமிழகத்தை ஆளுநர் ரவிக்கு எவ்வளோ காலமாக தெரியும் எத்தனை நாளாக எத்தனை வருஷங்களாக தெரியும்னு சொல்கிறத விட எத்தனை நாள் எத்தனை மாதமாக தெரியும் ஸ்டாலின் தமிழகத்தில் பிறந்தவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் அவர் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி தமிழகத்தை அத்தனை முழுக்க முழுக்க நல்லா கற்று குடித்தவர் அதனால் அவருக்கு தெரிய என்ன தெரியும்னு அவர் கேட்குறாருல அவர் இன்னும் பத்தலைன்னு அர்த்தம் ஆரம் ஆறு ஆளுநர் ஆர் ஆர் ரவி சொல்கிறது எதுவுமே ஏற்றுக்காதுங்க அவர் பேசுகிறது வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டுங்க அவரை பொதுமக்கள் சேர்ந்து மாற்றணும் இன்றைக்கி அண்ணா பெரியார் கலைஞர் அதுக்கப்புறம் இப்போ தமிழக முதலமைச்சர் முதற்கொண்டு வந்து இதை வந்து வழிவகையாக வந்து இது வந்து திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஆளுநரை உட்காந்துக்கிட்டு திராவிட மாடல் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர் வந்து இன்றைக்கி வந்து திராவிட மாடல் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அது திராவிட மாடலை பற்றி அவர் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது திராவிடம் தெரிஞ்சிச்சேன்னா அதை பற்றி அவர் பேசுறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கும் திராவிடம் திராவிடத்தை பற்றி வரலாறே தெரியாத போது திராவிடத்தை பற்றி அவருக்கு பேசுறதுக்கான அருகதை இருக்குது அது தகுதியும் கிடையாது சொல்ல வேண்டாம் அந்த இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் அவங்க இப்போ பி பிஜேபி வந்து பாசிசம் பண்ணுறாங்க அது வந்து தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது அது வந்து டெல்லி மற்றபடி அங்கே தான் செல்லுபடி ஆகுமே தவிர தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது ஆளுநர் இதுமாரி சர்ச்சைக்குரியான பேச்சு எப்பவுமே பேசுவார் ஆனால் ஆளுநர் பேசுறது வந்து தமிழ்நாட்டில் ஏற்க முடியாது படிப்பு நாங்கள் படிச்சுக்கிறோமோ அதுக்கு வந்து ஆட்சி வந்து திராவிட மாடல் ஆட்சி தான் இது வந்து மதுரை அதர ஸ்டேட்டில் இதுமாரி நம்ம தமிழர்கள் வந்து ஃப்ரீயாகவே இருக்க முடியாது இந்த தமிழகத்தில் வந்து திராவிடம் இல்லாமல் த தமிழ்நாடு கிடையாது படிப்படியாக திராவிடம் இல்லை வளர்ந்ததுனால தான் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே உலகத்துலேயே தமிழ்நாடு தமிழக க கலாச்சாரம் தான் நல்ல பெருமைக்குரிய விஷயமா இருக்குது தமிழக கலாச்சாரம் தான் நல்லா பாதுகாப்பானவும் இருக்குது மற்ற ஸ்டேட்டில் போனால் பிரிவினவத அடிதடி எல்லாம் நடக்குது இங்கே தான் எல்லாம் ஒற்றுமையாக எல்லாம் இருக்கிறோம் இந்த கருத்து சொல்கிறது வந்து இதோடைய சுவை எறிஞ்சு சொல்லணும் இது என்ன அப்படின்னு தெரியாத நம்ம கேட்குறத கேட்டலையே அதை நம்ம கடந்து செல்வது நமக்கு நல்லது நம்ம நினைக்கிறோம் இதை சொல்லி சொல்லி சொல்லி அவரை வந்து நம்ம வந்து இது பண்ணுறதை கேட்டலையே அது முதல்ல அவருக்கு விளங்க வைப்போம் அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்களே விளங்க வைப்போம் இன்றைக்கி ஆளுநர் இங்கே உள்ள வரக்கூடிய எல்லா ஆளுநர் வந்து தமிழ்நாடை வந்து ஒருதலை பட்சமாக தான் பார்க்குறாங்க ஏன் இன்றைக்கி அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு தான் கல்வியிலையும் சரி எல்லா ஒரு விஷயத்திலும் சரி தமிழ்நாடை விட்டு வேறு எல்லா மாநிலத்தையும் எடுத்துக்கங்க குஜராத்தை வந்து சொன்னாங்க குஜராத் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் தமிழகத்தில் வந்து முதல் மாநிலமாக இதாக ஆயிடுச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சார பண்பாடு வேறு எந்த மாநிலத்தையும் நம்ம பார்க்க முடியாது அப்போ இதுதான் திராவிடம் இங்கே இங்கே தான் இந்த பண்பாடு கலாச்சாரம் இங்கேருந்து தான் கிளம்புது ஒழிய இதை தான் நம்ம வந்து இந்தியாவுடைய ஒரு ரோல் மாடலாக நம்ம வச்சுக்கிறோம் தமிழ்நாடு தான் அதை அவர் விளங்கிக்கணும் அது பிடிக்காம தான் சில பேர் வந்து என்ன செய்கிறது கருத்துன்ற பேரில் தவறாக வந்து தமிழ்நாடை சித்தரிக்கிறாங்க அவ்வளோதான் அப்படி இல்லை காலங்காலம் தொட்டு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கோம் அண்ணா காலத்தை வந்து தமிழ்நாடு அதுக்கு முன்னே திராவிட நாடு நாடுன்னு இப்போ இந்தியாவிலே பார்த்தோன்னா நாடுன்ற ஒரு பேர் வந்து உருவாக்குனது வந்து தமிழக தமிழ்நாடு மட்டும்தான் அதை இன்னைக்கு உச்சரிச்சிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து தமிழ்நாடுன்ற ஒரு நாடு தனியாக தான் இருக்குது ஸோ அதெல்லாம் அங்கே பெரிய விஷயம் கிடையாது திராவிட மாடல்ன்ற ஒரு வழிமுறையினால் தான் மக்கள் நல்லாட்சி நடந்ததுனால தான் திராவிட மாடலை வந்து இன்றைக்கி வந்து மக்கள் விரும்புகிறாங்க இன்றைக்கி சுயமரியாதை மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து மக்கள் தைரியமாக இருக்காங்கன்னா திராவிட மண்டல ஆட்சியினால் தான் இங்கே இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்து ஏற்கனவே பத்து ஏற்கனவே இரு இந்த ஆளுநர்கிட்ட அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னால தெரியும் எந்த மாதிரி ஆட்சி நடந்துருச்சு எந்த மாதிரிலாம் அவங்க வந்து குனிஞ்சு நிமிர்ந்தெல்லாம் வந்து ஆட்சி நடத்தினாங்கன்றது தெரியும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நல்லாட்சி நடந்துட்டு இருக்கும்போது சில குற்றங்களை ஏதாவது சுமத்தி அரசுக்கு அவப்பேரியை உருவாக்குன்றதுக்காக தான் பார்க்குறாரு ஃபஸ்ட்டு அவர் ஆளுநர் வேலையை பார்க்கட்டு ஒழுங்க ஆணருக்கான உண்டான வேலையை அவர் பார்த்தாவே மற்றதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கோம் அவருக்கு இப்போதைக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி செல்கின்ற வார்த்தை உச்சத்துக்கு எந்தவித தகுதியும் கிடையாது இரண்டு வருட திராவிட மாடல் ஆட்சி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நல்லபடியாக நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் நல்லா இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவார் ஒன்றுமே இல்லாத ஒரு கடையை கொடுத்து தொழில் பண்ண சொன்னாக்கா நாலு இடத்துல கடன் வாங்கி தான் ஒரு தொழில் பண்ணணும் அந்த நிலமையில தான் முன்னால் இருந்தவர்கள் வச்சுருந்தாங்க யாரும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை நல்லபடியாக கொண்டு போகிறார் எனக்கு குரலாக தான் இருக்குது குடும்பம் ரெண்டு வருஷத்துக்கும் மேற்கொண்டு அவர் பண்ணிட்டு இருக்கிறது நல்லா தான் இருக்கும் நல்லாவே கொண்டு வரும் அப்போ அவர் நம்ம உதயநிதி வந்துக்கிறாரு அவரும் பத்தபடி நல்லாவா பண்ணிட்டுருக்காரு இன்றைக்கி வந்து வடநாட்டில் இருக்கிற ஆட்சிக்கும் நம்ம தமிழ்நாடு ஆட்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி மாதிரி வந்து வடநாட்டில் எதுவும் நடக்க போகிறது கிடையாது உங்களுக்கு தெரியும் வடநாட்டிலேருந்து எவ்வளோ தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அவளுக்கு முறையான பாதுகாப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ இதே மாதிரி ஒரு ஆட்சி இருக்கும்போது நாளைக்கு வந்து வட திராவிட முன்னேற்ற கட்ட தலைவரும் சரி தமிழக முதலமைச்சரும் சரி நாளைக்கு பாரத பிரதமர் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதுக்கான அடித்தளம் தான் திராவிட மாடல் ஆட்சி ஸோ அதனால் நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்குது இப்போதைக்கு அந்த கேள்வி வந்து அவர் கேட்கறதுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது இப்படி இல்லை அப்படியும் இல்லை ஒரு பக்கம் நல்லது சொன்னால் ஒரு பக்கம் இதுவாகவும் இருக்குது அதே தான் இருக்குது ஒன்றும் மாற்றத்துக்கு இல்லை ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஆட்சியில் இன்றைக்கி திமுகவுடைய ஆட்சி மிக சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கு அடிமைன்ற பேச்சுக்கு இல்லாமல் மத்திய அரசில் நம்ம வந்து அடிமைப்பட்டு கிடக்காம ஒரு தலைநிமிர்ந்த ஆட்சியாக இருக்குன்னு என்னுடைய கருத்து திமுக திராவிட மாடலில் அருமையாக பண்ணுறாங்க அவருக்கு பிடிக்கல தமிழக ஆளுநருக்கு அவ்வளவுதான் நல்லா சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குது மக்கள்லாம் பாருங்கள் ஃப்ரீ பஸ் போகிறாங்க எல்லாமே நல்லா இது ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது இப்போ கூட நிதி ஒதுக்கிறாங்க இப்போ கூட அந்த பன்னிரெண்டு மணி மேலே வர மசோதா வந்து திரும்ப பெற்றுட்டார் முதலமைச்சருக்கு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை